ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைண்டே சேனல் நான் இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க செஞ்சிட்ருக்கேன் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க ஒரு லிட்டர் அளவுக்கு ஒரு டம்ளருக்கு நான் பாஸ்தா எடுத்துருக்கேன் இது நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் பாஸ்தா இப்போ நல்லா வெந்து வந்திருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாஸ்தா நல்லா வேகிறதுக்கு வேக வச்ச பாஸ்தாவை வடிச்சிருக்கேன் இது கூடயே நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் நார்மல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு வானல் வச்சுட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேங்க வானல் சூடாயிடுச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகா கோஸ் ரெண்டையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் அது மட்டும் போட்டுக்கலாங்க இந்த கோஸும் குடமிளகாவும் லைட்டாக குக் ஆகிருக்குங்க இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த காய் வதக்கினா இல்லைங்களா அந்த வானல்லையே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டர் கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் மைதா மாவோ கோதுமை மாவோ சேர்த்துக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் இந்த பூண்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த டைமில் நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் பால் காய்ச்சின பால் தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பால் எல்லாம் ஒன்றா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வதக்கி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த டைமில் தண்ணியோ இல்லைன்னா பாலோ கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேங்க திக்காக இருக்கிறதுனால இப்போது இதுக்கு தேவையான உப்பு இப்போ மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டும் வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேறு ஹெர்ப்ஸ்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம இந்த பாஸ்தா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சீஸ் இல்லாமையே இது செய்யலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க பாஸ்தா கோதுமையில் செஞ்சது தாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பால் சேர்த்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சவுத் இண்டியன் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்